அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா சயீதில் முர்சலீன் வாலா ஆலிஹி வசாஹ்பிஹி அஜ்மாய் அன்பார்ந்த கிரைடான் அல் ஹிதாயா சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த புனிதமிக்க ரமதானின் எல்லா பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் பொழிந்தருள்வானாக அன்புக்குரியவர்களே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அருள்மறையாம் திருக்குரான் பல அழகிய வழிகாட்டுதல்களை நமக்கு தெளித்து சொல்லி காட்டுகிறது ஒரு தாய் முதிய காலத்தில் ஒரு முதியவராக ஆகிவிட்ட காலத்தில் அவரை அவருடைய மகன் பராமரித்து கொண்டிருக்கிறார் அந்த மகனை பார்ப்பதற்கு அவருடைய நண்பர் வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்குள்ளே வந்தவுடன் நண்பர் கொஞ்சம் தாமதமாக அவரை வரவேற்க வருகிறார் ஏன் தாமதம் என்று நட்போடு விசாரிக்கின்ற போது என் தாய் உள்ளே இருக்கிறார் அவரை நான் பராமரித்து கொண்டிருந்தேன் உடனடியாக வர முடியவில்லை நீங்கள் வருவதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார் அப்போது இவர் கேட்டார் அப்படியா உங்கள் தாய் உங்களோடு தான் இருக்கிறாரா என்று கேட்டார் அதற்கு மகன் சொன்னார் இல்லை இல்லை என் தாயோடு தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் ரெண்டு வார்த்தைகளில் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் என்ன உங்கள் தாய் உங்களோடு தான் இருக்கிறாரா என்று கேட்கும்போது இல்லை இல்லை என் தாயோடு தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் அதாவது இப்படி சொன்னதன் மூலம் தாயை அவர் முதல் நிலைக்கு கொண்டு வருகிறார் தாய் தான் முதல்ல அவங்களோட தான் நான் இருக்கிறேன் என்று தாயை கண்ணியப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அப்படி சொன்னார் உடனே திரைக்கு பின்னால் இருந்த ஒரு தாய் சொன்னார் என் அன்பு மகனே அப்படி சொல்லாதே என்று சொன்னார் நான் தான் உன்னோடு இருக்கிறேன் அதுதான் சரி என்று சொன்னார் இல்லை அம்மா நான் தான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு தாய் சொன்னார் இல்லை மகனே அப்படி சொல்லக்கூடாது அது குற்றமாகிவிடும் என்றார் அது எப்படி குற்றமாகும் தாயை கண்ணியப்படுத்துவது எப்படி குற்றமாகும் என்று கேட்டபோது அந்த தாய் மகனிடத்தில் அருள்மறையாம் திருக்குறானுடைய வசனம் ஒன்றை காட்டி சொல்கிறார் சூரா அல் இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் அதில் எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான் இம்மா எபுலுகன் ஐந்தகல் கிபர அகதுகுமா அவு கிலாகுமா ஃபலா தகுல்லகுமா உஃபின் உங்களுடைய பெற்றோரில் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமையடைந்த நிலையில் அவர்கள் உங்களிடம் இருந்தால் இம்மா எபுலுகன்ன க அல் கிபர் உங்களிடம் உங்கள் பெற்றோர் முதுமையை அடைந்திருந்தால் அப்போது அவர்களை பார்த்து நீங்கள் சலித்து கொள்ளாதீர்கள்னு ஒரு ஐந்து கட்டளைகளை இறைவன் சொல்லுகிறான் அப்போ உங்களிடத்தில் உங்கள் பெற்றோர் முதுமையில் இருந்தால்னு சொல்லுகிறான் நீ சிறு பிள்ளையாக இருக்கும்போது நீ எங்களிடம் இருந்தாய் நாங்கள் முதியவரானது பிறகு நாங்கள் உன்னிடம் இருக்கிறோம் அதுதான் சரியான வாசகம் இது அல்லாவுடைய வாசகம் இது அதுக்கு மாறாக நம்ம பேசக்கூடாது அந்த தாய் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே யதார்த்தம் அதுதான் அந்த தாய் ஏன் அப்படி சொன்னார் என்பதற்கு மகன் குற்றவாளியாகி விடக்கூடாது அல்லாவுடைய வசனத்துக்கு மாறாக பேசியவனாக ஆகிவிடக்கூடாது தாயின் மீது கொண்ட பாசத்தால் தாய்க்கு முதலிடம் தருகிறாய் என்பது வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் அது குரானுடைய வசனத்துக்கு மாற்றமாக அமைந்து விடக்கூடாது மகனே என்று மகனை காப்பாற்றுகிறார் இதுதான் தாய் பாசம் மகன் தாய் மீது வைத்திருக்கின்ற பாசம் பெரிதா தாய் மகன் மீது வைத்திருக்கும் பாசம் பெரிதா என்று கேட்டால் என்றைக்குமே தாய் பாசத்துக்கு ஈடு இணையாக எதுவும் கிடையாது அதே போலத்தான் தந்தைமார்களும் பல பேர் தாயை பற்றி பேசுகிறோம் என்று தந்தைமார்களை மறந்து விடுவார்கள் தந்தை பாசம் பெரிதா மகன் தந்தை மீது வைத்திருக்கும் பாசம் பெரிதா என்று கேட்டால் நிச்சயமாக நிச்சயமாக தந்தை மகன் மீது வைத்திருக்கும் பாசம்தான் பெரிது அதற்கும் அருள்மறையாம் திருக்குறானுடைய வசனம் ஒன்று சான்றாக இருக்கிறது பனிரெண்டாவது அத்தியாயம் சூரா யூசுஃப் எண்பத்தி நாலாவது வசனம் யூசுஃப் நபியும் தந்தை யாக்குபு நபியும் பிரிகிறார்கள் அது ஒரு வரலாறு அருள்மறையாம் திருக்குறான் அந்த வரலாற்றை மிக விரிவாக பேசுகிறது அழகிய சரித்திரம் அஹசனுல் கசஸ் என்று அதை சொல்லுகிறது அழகிய சரித்திரம் என்றால் கேட்பதற்கு சுவையாக இருக்கும் என்ற அர்த்தத்தில் மட்டுமல்ல அதில் படிப்பினையும் அழகானவை அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளும் அழகானவை அதனால் அழகிய சரித்திரம் என்று அருள்மலையாம் திருக்குறான் அந்த சரித்திரத்தை சிறப்பித்து சொல்லி காட்டுகிறது இப்போ தந்தையும் மகனும் பிரிகிறார்கள் பிரிவதற்கான காரணம் அந்த அத்தியாயத்தில் விளக்கமாக இருக்கிறது இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அந்த பிரிவின் காரணமாக வபியல்லத் ஐநாகு மினல் ஹுசுன் பிரிவு தந்த கவலையால் தந்தையின் இரண்டு கண்களும் வெளுத்து போய்விட்டன தந்தையின் இரண்டு கண்களும் அழுது அழுது கவலையால் அவருடைய கண்கள் வெளுத்து போய்விட்டன அதாவது பார்வை போய்விட்டதுன்னு அர்த்தம் கருவிழி அது செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை கண்களுக்கு ஒளி தரவில்லை பார்வை திறன் பறிபோய்விட்டது என்பதை சொல்லுகிற போது அவருடைய கண்கள் விழுத்து போய்விட்டன என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் யூசுப் நபிக்கும் தான் கவலை இருந்தது நம் மீது பாசத்தை பொழிந்த தந்தையை பிரிந்து விட்டோமே என்கிற கவலை ஆனால் அந்த கவலையால் யூசுப் நபியின் கண்கள் அதாவது மகனின் கண்கள் வெளுத்து விட்டன என்று இறைவன் சொல்லவில்லை தந்தையின் கண்கள் வெளுத்து விட்டன என்று தான் சொல்லுகிறான் நாம் கேட்கலாம் முதுமையில் சிலருக்கு பார்வை பறிபோகுமே அதே போல தந்தை முதியவர் அதனால் அவருடைய பார்வை பறிபோய் விட்டது என்று நாம் அதற்கு மாற்று விளக்கங்களையும் வைத்துக் கொள்ளலாமே என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அப்படி அதற்கு பொருள் கொள்ள முடியாது என்பதற்கு அந்த வசனத்திலேயே சான்றிருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் மினல் ஹசுன் கவலையால் யாக்குபு நபிக்கு வேறென்ன கவலை மகன் கண்களுக்கு முன்னால் துள்ளி விளையாடுகின்ற காட்சியை பார்க்க முடியவில்லையே மகனை நினைத்த போதெல்லாம் பார்க்க முடியாத நிலையில் அல்லவா மகன் எங்கோ வல்லவா இருக்கிறார் இருக்கிறாரா இல்லையா இப்படியெல்லாம் அந்த கவலையினால் தான் கண்கள் வெளுத்தனவே அன்றி முதுமையினால் அல்ல என்பதையும் இறைவன் அந்த வாக்கிய ஓட்டத்தில் சொல்லி காட்டுகிறான் எனவே மகன் தந்தை மீது வைத்திருக்கின்ற பாசம் பெரிதா மகன் தந்தை மகன் மீது வைத்திருக்கின்ற பாசம் பெரிதா என்றால் தந்தையின் பாசம்தான் பெரிது தாய் மகன் மீது வைத்திருக்கின்ற பாசம் பெரிதா மகன் தாய் மீது வைத்திருக்கின்ற பாசம் பெரிதா என்றால் தாய் பாசம்தான் பெரிது இதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் தான் பெற்றோரை உதாசீனம் செய்கிறார்கள் பெற்றோரின் பேச்சுக்களை கேட்பதில்லை அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறார்கள் அவர்கள் காலத்துக்கு ஒவ்வாதவர்கள் என்று அவர்களை முடிவெடுத்து ஒதுக்கி வைக்க பார்க்கிறார்கள் எனவே பாசம் வெல்லும் அந்த பாசம் நம்முடைய மனங்களை வெல்ல வேண்டும் அந்த வெல்லப்பட்ட மனங்கள் பெற்றோரின் மீது பாசத்தை பொழிய வேண்டும் அதற்கு இந்த வசனங்கள் நமக்கு வழிகாட்டட்டும் வாகிறது ஆவான் அலி அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத் Allahu Allah Allah